வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குரூடாயில் ட்ரேட் பண்ணியிருந்தோம் பொஷன் எடுத்திருந்தோம் அதாவது பொஷன் எடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே ப்ராஃபிட் வந்துச்சு ஸோ எல்லாருக்கும் தெரியும் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பனிங்லே நல்ல ரேலி கண்டினியூஸ் ஃப்ரீஸு ஸோ இதனால் எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிச்சு ஸோ இதுக்கு ரெண்டு வந்து முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஒன்று ஸோ எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சிச்சு அந்த என்ட்ரி எடுத்தது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா எங்களால் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து இன்றைக்கி புக் பண்ண முடியும் சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜிலோடவும் இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் இது போக நாங்கள் கமாடிட்டிக்கு லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் அதாவது crude oil copper zinc and கோல்டுக்கு ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி மார்னிங் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து லெவல்ஸ் மாதிரி வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் க்ரூட் ஆயில் அதாவது க்ரூட் ஆயிலில் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி எடுக்கலை ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆச்சு நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேல எடுத்தோம் ப்ரீவியஸ் டேல எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் செல்லிங்கில் வந்துட்டே இருந்தது அந்த செல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பையிங் வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பையிங் வந்து எடுத்தோம் ஸோ பையிங் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வந்து நல்ல கண்டினியூஸ் ஃப்ரீஸு அந்த ஃப்ரீஸ்னால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும் மார்க்கெட்டுடைய கண்டினியூஸ் ஃப்ரீசஸ்னால மார்க்கெட் வந்து நல்லா வந்து ரேலி எடுத்துச்சுன்ட்டு ஸோ அந்த ரேலியை பயன்படுத்துறதுனால எங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிச்சு ஸோ இதுக்கு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல என்ட்ரி கிடச்சிச்சு அந்த என்ட்ரிக்கு அப்புறம் தான் வந்து எங்களுடைய ட்ரிகரிங் பாயிண்ட் வந்து பை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து கண்டினியூஸ் ஃப்ரீஸ்னால வந்து பையிங் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஒன் கிட்டக்க வந்து பை பண்ணியிருந்தோம் ஸோ அந்த ஒரு லாட்டு தான் எடுத்திருந்தோம் ஆக்சுவலி அந்த ஒரு லாட் பை பண்ணதுனால பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ரைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலி இன்றைக்கி மார்னிங்கே நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களுக்கு குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்ட்டு கூட சொல்லியிருந்தோம் இன்றைக்கி நாங்கள் க்ரூடாயில் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டுவெண்ட்டி பர்சன்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து மார்க்கெட் வந்து டவுன் வர மாதிரி இருக்கும் ஸோ டுவெண்ட்டி பர்சன்ட் ரேலி ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அதனால வேறு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நைன்டீன் பர்சன்ட் கிட்ட வந்தனால இப்போயே வந்து பொஷன் வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டெசிஷன் எடுத்திருக்கோம் இப்போதைக்கு எங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிட்டக்க வந்து எங்களுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ செல் பண்ணிடலான் இருக்கோம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாட் எடுத்திருந்தோம் ஜீரோ போட்டே செல் பண்ணிடலான் இருக்கோம் ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஒன்று அது வந்து ட்ரிகர் ஆச்சு ட்ரிகர் ஆனதுனால நாங்கள் பையிங் எடுத்தோம் எங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு பட் ஆனால் எங்களுடைய பியூராக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு ஃபண்டமெண்டலாகவும் ஒரு நியூஸ் வந்துச்சு அந்த நியூஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா ரேலி ஆச்சு ஸோ அந்த ரேலியும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால எங்களால் ரொம்ப ஈஸியாக ரொம்ப அதிகமான ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலுடைய ப்ரைஸ் வந்து கண்டினியூஸ் ஃப்ரீஸ் ஆனது தான் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் தான் அதுக்கு ஒரு ரீசனு அதாவது ட்ரம்ப் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியாவும் ரஷ்யாவும் வந்து ப்ரொடக்ஷனை நிப்பாட்டாமல் கண்டினியூஸ் சப்ளையில் ஈடுபட்டு இருந்தாங்க ஸோ அதனுடைய இம்பேக்டாக வந்து ஆல்ரெடி டிமாண்ட் இல்லாத ஒரு பொருளுக்கு ஓவர் சப்ளை ஆனதுனால தான் வந்து குரூட் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகிக்கிட்டே வந்துட்டே இருந்துச்சு ஸோ இவங்க ப்ரொடக்ஷனை நிப்பாட்டதுனால பார்த்தீங்க அப்படின்னா சவுதி யூஸ் யூஎஸ்ஏக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இன்வென்ட்ரிக்கும் அடி உழுகுது அப்படின்றனால ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ட்விட்டரில் அதாவது ஒரு ட்வீட் பண்ணார் இது ரொம்ப பேடான விஷயம் ரெண்டு நாடுக்கும் அதனால் நீங்கள் வந்துட்டு சவுதி அரேபியாவும் ரஷ்யாவும் ஒரு முடிவுக்கு வந்துட்டு இந்த ப்ரொடக்ஷனை வந்து நிப்பாட்டணும் ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டென் மில்லியன் பேரல் கிட்டக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே மீட்டிங்கில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இதுக்கு எப்படி வந்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த நியூஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இறங்கிக்கிட்டு இருந்தது த கண்டினியூஸாக மாதக்கணக்கில் இறங்கிக்கிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு ஸ்பைக்கில் டுவெண்ட்டி செவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ரேலி வந்து ஆக்சுவலி வந்து இந்த நியூஸ் வந்தோன்னே வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து ரைஸ் ஆச்சு ஸோ நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் கழிச்சு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் கிட்டக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நாங்கள் மார்னிங் சொல்லியிருந்தோம் ஸோ அதனுடைய இம்பேக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போயே வந்து நைன்டீன் பர்சன்ட் அந்த மாதிரி வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் விஷயமும் எங்களுக்கு அமைஞ்சதுனால பார்த்தீங்க அப்படின்னா எங்களால் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து நல்லாவே வந்து எடுக்க முடிஞ்சு ஸோ டெக்னிக்கல் பேஸ் பண்ணி எங்களுக்கு நல்ல ஒரு என்ட்ரி கிடச்சதுனால நாங்கள் அந்த என்ட்ரி எடுத்தோம் என்ட்ரியை வந்து ஃபாலோ பண்ணி ஹோல்டிங்கில் வச்சதுனால எங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிச்சு எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு நல்லாவே அதனால் கை கொடுத்துச்சு அதே மாதிரி ஓப்பனிங்லேயே டுவெண்ட்டி பர்சன்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் டுவெண்ட்டி பர்சன்ட் கிட்ட வந்ததுனால ப்ராஃபிட்டையும் வந்து கவர் பண்ணிட்டோம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து கமாடிட்டியில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க நன்றி